நெல்லை சிறைச்சாலையில் கைதி ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் சிறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அவரது உறவினர்கள் பனிரெண்டாம் நாளாக அவரது உடலை வாங்க மறுத்து அறவழிப் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் கடந்த மாதம் இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட மோதலில் நாங்குநேரி அருகே உள்ள மூன்றடைப்பு வாகைக்குளத்தை சேர்ந்த விசாரணை கைதியான முத்துமனோ அநியாயமாக அடித்து கொலை செய்யப்பட்டார் இது குறித்து நெல்லை பெருமாள்புரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஏழு பேரை கைது செய்து பன்னிரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதன் தொடர்ச்சியாக பாளையங்கோட்டை சிறைச்சாலையில் துணை ஜெயிலர் உதவி ஜெயிலர் உள்பட ஆறு பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இதற்கிடையே கொலையான முத்துமனோவின் உறவினர்கள் அப்பகுதி பொதுமக்கள் இன்றுடன் பனிரெண்டாம் நாளாக உடலை வாங்க மறுத்து வாகைக்குளத்தில் அறவழியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த போராட்டத்தை தொடர்ந்து சேரன்மகாதேவி கோட்டாட்சி தலைவர் பிரதித்தையாள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மணிவண்ணன் ஆகியோர் வாகை குளத்திற்கு நேரடியாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் ஆனால் அப்பகுதி மக்கள் சிறைத்துறை அதிகாரிகள் மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் போராட்டக்காரர்கள் நியாயம் கிடைக்கும் வரை தங்கள் நிலைப்பாட்டிலிருந்து மாறப்போவதில்லை என தெரிவித்துள்ளனர் நெல்லை சிறை கொலை வழக்கை ஏற்கனவே சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது சிபிசிஐடி போலீசார் இந்த கொலை வழக்கு சம்பந்தமாக விசாரணை நடத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது